ஹே கைஸ் வெல்கம் டே குட் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் நான் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இப்போ நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன உள்ள ஸ்பின் ஆஃப் சீரிஸான ஏழு சின்ன இருக்குது பார்த்தீங்களா ஸோ அதில் உள்ள ஒரு ஒரு எபிசோடையும் full and full Tamil explain பண்ணி போட்டுருக்கும் ஆனால் இன்றைக்கி நம்ம பதிமூணாவது எபிசோட் பார்க்க போகிறோம் ஸோ ஏழு ஸ்கேவை பற்றி நம்ம சொல்கிற இன்ட்ரோவோட இந்த கடைசி இருக்கும் ஏன்னா இதுதான் இந்த வீடியோ சினஸ்கோ சீரீஸோட லாஸ்ட் எபிசோட் ஸோ நம்ம சேனலில் போட்ட கடைசி இருபத்தி ரெண்டு வீடியோமே தலைவர் சின்சேனல் பற்றி தான் இருந்துச்சு ஸோ அடுத்து நம்ம டோர்மான் கொள்ள குதிக்கப்படும் டோர்மான் பத்தி போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட ஒரு மாசமா அது மட்டும் இல்லாம சின்டன் ஸ்பினாஸ் ஆன ஓனோ சினஸ்கர் டாய் பாஸ்ல இருந்து ஏகப்பட்ட மூவிஸ் வரையும் எல்லாமே நம்ம அடுத்தடுத்து பண்ண தான் போறோம் அதெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாம பார்க்கணும் அப்படின்னு தயவு செஞ்சு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அந்த பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற ஒரு ஒரு வீடியோமே உங்களுக்கு டான் வந்து சேரும் இப்போ வாங்க பதிமூணாவது எபிசோடுக்குள்ளே போகலாம் ஸோ அந்த குட்டி ஸ்பெஷல் போயிடுச்சு இல்லையா ஸோ அதனால் இவங்கெல்லாம் ரொம்பவே பயந்து போயிட்டுருக்காங்க நம்ம மிக்சி வந்து பார்த்தீங்கன்னா ஹேரி கிட்ட நம்ம இப்படியே இருந்தால் செத்து போயிடுவோமா ஹேரி அந்த மாதிரி அந்த மாதிரி கேட்குறாங்க இவனுங்களும் வழக்கம் போல் உயிரே போனாலும் உன்னை விட்டு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி மாற்றி பேசிகிட்டு இருக்காங்க இவனுங்க இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கும் போதே இவனுங்களாம் பின்னாடி இருக்கிற ஜன்னலில் ஏதோ ஒளி வட்டம் தெரியுது என்னடா இது அப்படி சொல்லிட்டு நம்ம ஹேரியும் மிக்சியும் திரும்பி பார்க்குறாங்க அண்ட் அந்த நேரத்தில் இவங்க இருக்கிற இடத்துல ஏதோ ஒரு விஷயம் வந்து இடிக்கிற மாதிரி அதிருது அண்ட் அங்கே இருக்கிற கதவு திறக்குது இருந்து நம்ம பிரஷ் மாட்டேங்க வரோம் அந்த கோடி ஸ்பெஷல் பார்த்துட்டு போனவனுங்க திரும்பவும் வந்துட்டா இருக்கானுங்க அடே இவ்வளோ நேரம் எங்கடா போய் தொலைஞ்சிங்க கொஞ்ச நேரத்தில் எங்களுக்கு கையும் ஓடல காலம் ஓடல அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்கிறாங்க அதுக்கு அந்த ரோபோட்டத்தை பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பெஷிப் ரொம்பவே பயங்கரமாக வெடிச்சிருந்துச்சு கிட்டத்தட்ட இந்த ரூம் பக்கத்துலேயே வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு அண்ட் அதனால் நாங்கள் இந்த ஸ்பேஷிப்பை தப்பிக்கிறதுக்கு கிளம்பிட்டோம் பட் ஆனால் அந்த மொட்டை தலை இருக்கான் பார்த்தீங்கன்னா இவன் தான் ரொம்பவே நல்ல மனசு பண்ணி உங்களையும் வெயிட் பண்ணி கூப்பிட்டு போகலான்னு சொல்லிட்டோம் ஸோ அதனால தான் நாங்கள் திரும்பி வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லுது சேச்சா இவ்வளோ நல்ல மனுஷனாக இருக்கான் இவனை போய் போன எபிசோட திட்டமே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே லைட்டாக ஃபீலிங்காக இருக்குது இப்போ நம்ம ஹேர் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க கிட்ட நீங்கள் சீன்ச்சனை பார்த்துக்கிறமே கேட்குறாங்க அதுக்கு நம்ம மொட்டை இல்லை அவனை நாங்கள் பார்க்கல அப்படின்னு சொல்லிடுறாங்க ஸோ அப்படி அந்த சீன் கட் ஆகுது இந்த பக்கம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பட்லியன் கூட வழக்கம் போல சுட்டித்தனமான செட்டைகளை செஞ்சு கதி கலங்க வச்சுட்டு இருக்காங்க அவங்க அந்த ஷீலோவையே ஒரு ட்ரம்பிங்கை யூஸ் பண்ணி அது மேலே குதிச்சு நம்ம பட்லியனோட மூக்குலேயே ஒரு அஞ்சு தடவை மூட்டுறான் ஸோ இதுலேயே நம்ம பட்லியன் பார்த்து வந்து போயிடுது அண்ட் இப்போ நம்ம செஞ்சது பார்த்தீங்கன்னா பட்லியனோட மூக்கு மேலே ஏறி புரிபுரி டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிடும் அண்ட் புரிபுரி டான்ஸ் ஆடி முடிச்சு கடைசியாக தலைவான் ஒரு பண்ணுவோம் பாருங்க போடுங்க ஜம்ப் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே போட சொல்லுவோம் அந்த அளவுக்கு நம்ம தலைவனோட டிராக்ஷன் ஜம்ப் பண்ண அதே ஸ்பீடில் சின்சன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பட்டினோட நடுவு மண்டையிலே வந்து இறங்குவான் ஸோ அதோட பட்டியனோட கதை முடிஞ்சிடும் பட்லியன் அப்படியே கீழே விழுந்துருவான் செத்தாண்டா கொண்டு போய் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தலைவன் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மூச்சுவாங்க அண்ட் இந்த நேரத்தில் போ போன்ட்டு ஒரு சத்தம் கேட்குது எவன்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தலைவனும் திரும்பி பார்க்குறான் அண்ட் அந்த இடத்துக்கு நம்ம போச்சன் அதாவது அந்த க்ளீன் பண்ணுற ரோபோட் இருந்துருது அது வந்து பார்த்தீங்கன்னா சின்ன ஷீரோவையும் இது குப்பைன்னு நினச்சி க்ளீன் பண்ணுறதுக்கு அவனுங்க பக்கத்தில் வந்துடும் என்னடா இது தலைவனே இப்போ தான் த தரமான சம்பவம் பண்ணிட்டு நின்றுட்டு இருக்கான் திரும்பவும் சண்டே சொல்லிட்டு நம்ம நினச்சிட்டு இருப்போம் பட் ஆனால் இந்த நேரத்தில் பின்னாடி இருந்து நம்ம இளன் அவங்கள சுற்றி இருந்த பட்லி என்ன சும்மா அடித்து தம்சப் பண்ணிட்டு இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க ஆனால் அவங்களோட ஜேம்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கை உடஞ்சிருக்கும் பட் இருந்தாலும் பரவாயில்ல சின்சானை காப்பாற்றபடிக்காக அவங்க அந்த பெரிய ரோபோட் கூட சண்டை போடுறாங்க அவங்களும் முடிஞ்ச வரைக்கும் அது கூட சண்டை போட்டுருக்காங்க பட் நான் ஒரு லெவலுக்கு மேலே இனிமேலும் சண்டை போட்டுங்க இந்த ஸ்பேஸ்ஷிப் வெளிக்கிறதுக்குள்ள நம்மளால் போக முடியாது சொல்லிட்டு நினச்சிட்டு சின்சானியும் ஷீரோவையும் காப்பாதுக்காக அவங்க உயிருக்குயா நினைச்சிச்ச அந்த ஜேம்ஸை அதாவது அந்த பவர் லிஃப்டை நம்ம போச்சானோட வாய்க்குள்ளேயே கொடுத்துட்றாங்க அவங்க ஜேம்ஸை பார்த்து என் வாழ்க்கையில கிடைச்ச பெஸ்ட் பார்ட்னர் நீ தான் அப்படின்னு சொல்லிட்டு அதோட வாய்க்குள்ள கொடுக்குறாங்க ஜேம்ஸ் அந்த ரோபோட் முழுங்க அஞ்சாவது செகண்டு அது வெடிச்சு சிதறுது ஸோ இவங்க இவங்க இது அரசோட தப்பிச்சிடுறாங்க அவங்க நம்ம தலைவன் கிட்ட டே மித்தவங்களாம் எங்கடா நீ தொலைஞ்சு போயிட்டு அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு நம்ம தலைவன் நான் தொலைஞ்சிலாம் போல நான் உங்களை காப்பதுக்காக திரும்பி வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நைஸா ஹீரோயிஸை கான்டாக்ட் டைம் பண்ணுறான் இன்னொரு பக்கம் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா நீ எல்லன் சீரும் இவங்க மூணு பற்றியும் கேமராவில் எங்கேயோ தெரியுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருக்காங்க இந்த மாதிரி பார்த்துட்டு போது நம்ம ரோபோட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை நோட் என்ன அப்படின்னா இந்த ஸ்பேஷிப் இன்னும் வெடிக்க ஒரே நிமிஷம் தான் இருக்குது ஸோ அதனால் இந்த ஸ்பேஸ்ஷிப் குட்டி ஸ்பேஸ்ஷிப்பை இப்போ நான் பெரிய ஸ்பேஸ்ஷிப்லேருந்து தெரிய போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சிருது இந்த பக்கம் இவங்க டிரைவர் ரூமை தேடி ஓடிட்டு இருக்காங்க அண்ட் அந்த நேரத்தில் அந்த பட்லியன் ரூமில் இருக்க இன்னொரு பட்லியன் இந்த இடத்துக்கு வந்துடுது ஆத்தாடி இதெல்லாம் சாவலை போலன்னு சொல்லிட்டு இவங்க அதிகிட்ட தப்பிச்சு ஓடிட்டு இருக்காங்க இந்த பப்பா மிக்சியை ஹரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரோபோட் கிட்ட இந்த குச்சியை காலை நினச்சி கேட்குறேன் அப்படின்ற மாதிரி காலில் விழுந்து கெஞ்சிட்டு இருக்காங்க அந்த ஸ்பேஷிப்பை திரும்பவும் அந்த பெரிய ஸ்பேஷிப் கிட்ட கொண்டு போக சொல்லி அந்த ரோபோட் முடியாது அப்படி சொல்லிது பட் ஆனால் அதுக்கப்புறம் நம்ம மொட்டை மாடியிலேருந்து எல்லாருமே கம்பல் பண்ணதுனால சரி இருங்கடா திரும்பி தொலைகிறேன்னு சொல்லிட்டு திரும்பவும் அந்த திரும்பவும் பெரிய ஸ்பேஷிப் கிட்டே வருது இவங்க வந்து பெரிய ஸ்பேஷிப்பை கொண்டு போகும்போது அந்த பெரிய ஸ்பேஷிப்பில் இருக்க ஒரு இடத்துல நம்ம சின்சான் எல்லன் ஷீரோ இவங்க மூணு பேர்த்தையும் இவங்க பார்த்துடுறாங்க அவங்கள காப்பாற்றுறதுக்காக இவங்க குட்டி ஸ்பேஸை வச்சு அந்த ஃப்ளோரை அட்டாக் பண்ணுறாங்க அந்த அட்டாக் பண்ணி அந்த ஃப்ளோரை உடச்சிடுறாங்க இப்போ நம்ம சின்சான் ஷீரோ எல்லன் இவங்க மூணு பேருமே காற்றுல பறந்துருக்காங்க இந்த நேரத்தில் நம்ம ஹாரி மிக்சி மொட்டை அப்படின்னு சொல்லி எல்லாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் கையை கோத்துக்கிட்டு வெளியே வந்து நம்ம சின்சானை பிடிக்க போகிறாங்க நம்ம ஹாரியை சிச்சானு பக்கத்து ரொம்ப பக்கத்தில் வந்துட்டார் பட் கிட்டத்தட்ட கையை பிடிக்க போயாரு பட் ஆனால் இந்த நேரத்தில் அவன் இன்னும் கொஞ்சம் கீழே போயிடுறான் ஸோ இப்போ இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில இருக்க டிஸ்டன்ஸ் கொஞ்சம் பெருசாகிடுது பட் ஆனால் இந்த நேரத்தில் நம்ம தலைவன் என்னைக்கோ எபிசோடில் சா அப்பாவுக்கு தெரியாமல் சாப்பிட்ட ஜெல்லி இப்போது வேலையை காட்டாங்க ஸோ இவன் நம்ம மொட்டை இமிச்சு யோசின மாதிரி ரொம்பவே குண்டாயிரும் ஸோ அதனால் அவரோட கை திரும்பவும் போய் நம்ம ஹேரியோட கையில் மாட்டிக்குது போட்டு வேற லெவல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹேரி வந்து பார்த்தீங்கன்னா அவன் அப்படியே இழுக்கிறாரு ஸோ இப்போ இவங்க எல்லாருமே ரொம்பவே சேஃப்டியாக அந்த குட்டி ஸ்பெஷிப்புக்குள்ளே போயிடுறாங்க அவங்க அந்த ஸ்பெஷிப்பை யூஸ் பண்ணி அங்கேருந்துக்க பட்னியை அடித்து பறக்க விட்டுறாங்க ஸோ இப்போது மிக்சியும் ஹேரியும் சின்சானை கட்டி பிடிச்சி அழ ஆரம்பிக்கிறாங்க ஸோ இப்போ அந்த பெரிய ஸ்பெஷிப் அந்த ஸ்பேஸ்லேயே வெடிச்சு சுக்கு நூறாக சதறியுது நம்ம ரோபோட் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற ஒரு பட்டனை அமைக்கி இடத்துக்கு போகிறதுக்கான ஒரு போர்ட்டலை ஸ்பேஸில் கிரியேட் பண்ணுது அண்ட் அந்த போர்ட்டலுக்குள்ளே இந்த ஸ்பேஸ்ஷிப் போகுது ஸோ இப்போ அவங்க இடத்த நோக்கி போயிட்டுருக்காங்க இந்த நேரத்தில் நம்ம ஹாரி வந்து பார்த்தீங்கன்னா நீ அப்பா தான் தெரியாமல் ஜெல்லி சாப்பிட்டியா போட்டு வேற லெவலு நீ என்னோட மகன்றத நிரூபிச்சிட்ட அப்படின்னு சொல்லிட்டு சின்சான பாராட்டிட்டு இருக்காரு அவனும் மிக்க நன்றி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கான் ஸோ இப்போ அவங்க அந்த போர்ட்டல் வழியாக ட்ராவல் பண்ணி வெளியே வந்துட்டாங்க அண்ட் அவங்க கண்ணு முன்னாடி நம்ம எடுத்து ரொம்பவே அழகாக இருக்குது இப்போ நம்ம பிரஷ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ஆஹா நான் இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்து என்னோட சொந்த கிரகமான ஆண்ட்ரோக் மீடாக போக போகிறேன் அப்படின்னு சொல்கிறான் அடப்பாவி பாவி நீ மனுஷனே கிடையாதா நீ ஒரு தானே அப்படின்னு சொல்லி எல்லாருமே ரொம்பவே அதிர்ச்சியாக பார்க்குறாங்க நம்ம பிரஷ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு ஏழியன் தான் போல பட் அவன் பட்லியன் மாதிரி கொடூரமான ஏலியன் கிடையாது ரொம்பவே சமத்துக்குள்ள ஏலியன் தான் ஸோ இப்போ நம்ம இறந்து பார்த்தீங்கன்னா டே மொட்டை தலைவனை பற்றி ஏடா மொட்டை இப்போ நீ திரும்பவும் இடத்துக்கு போனீங்கன்னா உன்னை போலீஸ் பிடிக்க மாட்டாங்க மாதிரி கேட்குறான் ஸோ அதுக்கு அந்த மொட்டை தலைவனை பற்றி பார்த்தீங்கன்னா அதெல்லாம் எனக்கு ஒரு மேட்டரே கிடையாது என்னை எத்தனை உள்ள போட்டாலும் நான் அசால்ட்டாக வெளியே வந்துடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான் ஸோ இந்த பக்கம் மிச்சி யோசனை பார்த்தீங்கன்னா ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க ஸோ இப்போ நம்ம கதை வந்து பார்த்தீங்கன்னா போட்டு வேற லெவலு நான் திரும்பவும் என்னோட வீட்டுக்கு போக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷத்தில் இருக்கான் அண்ட் இப்போ நம்ம தலைவன் வந்து பார்த்தீங்கன்னா எலன் கிட்ட பேசுகிறான் அண்ட் அவன் என்ன கேட்குறான்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஊருக்கு போகணுன்னு நீங்கள் என் கூட வெளியே வரீங்களா அது மாதிரி கேட்குறான் இது கேட்ட எலன் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக போகலாண்டா அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது கேட்டவொடனே வேற லெவல் வேற லெவல் தலைவனுக்கு ஸோ வேற லெவலில் குஷி குஷியாகி குதிக்க ஆரம்பிச்சிடுறான் இவன் கூட பரவாயில்ல பட் நான் குதிக்கும் போது கையும் கால அங்கிட்ட இங்கிட்ட ஆட்டி நம்ம ரோபோட் ஒரு பட்டன் வச்சிருக்க பார்த்தீங்கன்னா அதே மாதிரி அங்கே இருக்கிற இன்னொரு பட்டனை அமைக்க விட்டுறான் இந்த பார்த்து ரோபோட் பார்த்தீங்கன்னா அடே எதிர்கிட்ட அந்த பட்டனை அமைக்க விட்ட அது மாதிரி நம்ம தலைவனை பார்த்து திட்டுது அண்ட் அண்ட் இப்போதான் அந்த ரோபோட் என்ன சொல்லணும் பார்த்தீங்கன்னா நீ இந்த பட்டனை கிளிக் பண்ணனால நம்ம திரும்பவும் இடத்துக்கு வரத்துக்கும் எப்படி ஒரு போர்ட்டல் கிரியேட் பண்ணமோ அதே மாதிரி இன்னொரு போர்ட்டல் கிரியேட் ஆயிரும் நம்ம ஸ்பேஷிப்பில் அதுக்கான எனர்ஜி இருக்கிறதுனால நம்ம அந்த போர்ட்டலுக்குள்ளே போயிடுவோம் அப்படின்னு சொல்லுது அடே என்ன காலி தான் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹேரியை மிக்ஸ் பார்த்தீங்கன்னா தலைவனை திட்டுறாங்க பட் ஆனால் தலைவன் ரொம்ப நன்றி எனக்கு புகழ்ச்சி பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ அவனை அவங்க புகழ்கிற மாதிரி நடி சொல்லிட்டு இருக்கான் ஸோ இப்போது பூமிக்கு ரொம்ப பக்கத்தில் அந்த ஸ்பேஸ் ஷிப் அப்படியே பூமியிலேருந்து லெஃப்ட் வாங்கி இன்னொரு போர்ட்டலுக்குள்ளே போயிடுது ஸோ அடுத்து நம்ம சின்சான் ஃபேமிலிக்கு என்ன ஆகும் அப்படின்ற மிகப்பெரிய கேள்வியோட இந்த சீரீஸ் இந்த இடத்துல முடியுது ஸோ அவங்க அடுத்து எங்கே தான் போனாங்க அண்ட் எங்கெல்லாம் நடக்குது அப்படின்றத இன்னொரு சீரீஸில் இல்லை இல்லை ஒரு படமாகவும் எடுத்து தக்காளி தாறுமாறாக இருக்கோம்ல ஸோ இந்த சீரீஸோட எண்டிங்கோட உங்களோட தாட்ஸ் இல்லை டவுட்ஸ் அப்படின்னுச்சுன்னா கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அடுத்து நம்ம சேனல்ல டோரிமானோட போட்டு ரேர் லெவல் அப்படின்ற மாதிரி ஸ்பெஷல் எபிசோட்ஸ் இருக்க போற போது அதையும் மிஸ் பண்ணாம பாருங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன் நான் நம்புறேன் அப்படி பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா தயவு செஞ்சு கீழே சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ டோரிமான் எபிசோட்ஸில் உங்களை சந்திக்க வரைக்கும் உங்கள் எழுத பெறுவது நான் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ